SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. வணக்கம் சார் வணக்கம் அப்படியே லைனா சொன்னாலே ஒரு மூணு நிமிஷம் ஆயிரும் நான் மொத்தமாக கேட்குறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லா ரொம்ப சந்தோஷம் உங்கள் டீம் இன்டர்வியூ பண்ணுறதுல சார் தீர்க்கதர்சி நீங்கள் வந்து வெளியில் இன்டர்வியூ சொல் பேசும்போது பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் சார் கம்மி டேஸ் அப்படின்னு இருந்தாலும் என்ன விஷயம் சார் கன்வின்ஸ் பண்ணுது இந்த கதையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு இல்லை எனக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுமா எனக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கான்னு பார்த்துக்குவேன் மற்றபடி அர்த்தம் மெயினாக பார்க்குறது அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நடிச்சிருது அவ்வளோதான் ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை கணிக்க முடியாது ஒரு கதை கேட்டு கணிக்க முடியாது அப்புறம் வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார் சுந்தர் சார் மோகன் சாரில் நம்ம பூஜையிலேருந்து அவங்க பழக்க ஹரி சார் கூட ஒர்க் பண்ணிருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு அப்புறம் அஜ்மல் மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம அவர் படங்கள் எத்தனை இல்லை கோவெல்லாம் பார்த்துருக்கோம்ல ஒரு ஒரு நல்ல டீம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையாக இறங்க வேண்டியதுதான் அது வந்து நான் கேரக்டர் ரோல்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுனால பெரிய டென்ஷன் இல்லை நம்ம நமக்கு நல்ல பேர் வர மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிறது லவ்லி சார் சார் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஸ்பார்க் எந்த மாதிரி சார் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் ரெஃபரன்ஸ் இருந்தது ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு சூப்பராக இன்டென்ஸாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ இதுக்கு பின்னாடி அந்த ஸ்பார்க் இல்லை இதோட பேஸ் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட் தான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் பேஸ் அது அந்த அந்த பேஸெல்லாம் மறக்க மறக்கடிக்கப்படுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த பண்ணியிருக்கோம் இது ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் பார்க்கணும் வேறு அதை தாண்டி ஒரு யதார்த்த சினிமாவெல்லாம் இதை நாங்கள் மேக் பண்ணல ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு என்ன உண்டோ அதை அப்படியே பண்ணியிருக்கோம் டியூ டேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒன்றும் ஃபாலோ பண்ணல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு என்ன ஈகோ கிடையாது இவர் ஃபுல் சுங்கில் இருந்தாலும் நான் அமைதியாக நின்றுவேன் நானும் போய் சுங்கில் போய் இறங்கணும்னா மாட்டுவோம் அதனால் ஒதுங்கி நின்றுது நான் அது பண்ணும்போது அவர் வந்து வெல் அண்டர்ஸ்டாண்டட் அண்ட் அஜ்மன் சார் உங்ககிட்ட வரணும்னா காப் ஸ்டோரி நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தீங்க முன்னாடி இருந்து காப் ஸ்டோரியை விட இந்த படத்தோட களம் இந்த படத்தோட டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணுறது பெரிய விஷயம் அது ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரைட்டான ப்ரொடியூசர் வேணும் அது கரெக்டாக எடுக்கிறதுக்கு கரெக்டான டேரக்டர்ஸ் வேணும் அது இந்த படத்தில் இருந்துச்சு ஸோ ஹரிசரோட அசோசியேட்ஸ் கதை கேட்ட உடனே இந்த சீன் ஆர்டர் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு மெட்ரிக்கனுக்கு அப்புறம் எந்த மாதிரி படங்கள் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல படங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் இந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு um, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸில் நிறைய மாற ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து இந்தந்த மாதிரி படங்கள் வேணும் ஹீரோயிஸும் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை சப்ஜெக்ட் நல்லா இருக்குது நீட்டாக இருக்கிற படம் இருந்தால் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் வருவாங்க ஸோ அந்த எல்லா இது இருக்கக்கூடிய ஒரு படம் அதுவும் ஒரு வீட்டில் சின்ன குழந்தையிலேருந்து தாத்தா வரைக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்க இருக்கிற ஒரு படம் ஓகே சார் சார் இப்போது அவர் சொன்ன மாதிரியே ஒரு படம் எடுக்கிறோம் எல்லா விஷயமும் தாண்டி அதை கொண்டு போய் சேர்க்குறது ஆடியன்ஸ் கிட்ட அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சேஞ்சஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ பர்டிகுலராக அவங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சுல இந்த படம் இப்படி இருக்க போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க எல்லாம் அது ரொம்ப இப்போ ஒரு சிரமமான விஷயம் தாங்க ஏன்னா வார வாரம் நிறைய படம் வருது இதில் வந்து நாங்களும் வர்றோம்ப்பா அப்படின்னு தலையை நிட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப இவங்க வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது இவங்க வேலையும் ப்ரொடியூசர் வேலையும் தான் பெரிய வேலை ப்ரொடியூசர் ப்ரொமோட் பண்ணோம் இவங்க டைரக்டர் சைட்லேருந்து எதையாவது வித்தியாசமாக யோசிக்கணும் உள்ள உள்ளதுக்குள்ளே காலாட்டிட்டு குளிர்காயிடலான்னா கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் <laughs> ஏன்னா எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஒரு வில்ல ஒரு ஹீரோ பண்ணையில் ஒரு டென்ஷன் இருக்கணும் படம் ரிலீஸ் ஆகலை ஐயோ என்ன என்னப்பா ஃபுல்லாச்சா அதாச்சும் எத்தனை நாள் அப்போல்லாம் ரிசர்வேஷனே மூணு நாள் அஞ்சு நாள் ஆகும் அதெல்லாம் ஆயிருக்குதா அப்படின்னு விசாரிப்போம் இப்போ வந்து அப்படியே ஜாலியாக <laughs> என்ன அதை அதை அதை அனுபவிக்கிறது அப்போ பட்ட கஷ்டத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற ஜாலியாக அதுதான் ஓகே சார் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் அப்படி முடியாது இந்த படத்தில் இவர் தான் ஹீரோ <laughs> இல்லை இருந்தாலும் கூட அந்த டென்ஷன் இருக்காது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வால்டர் வெச்சுவேல் அமெரிப்படி ரிலீஸ் ஆகியிருந்த ஒரு டென்ஷன் வந்து உடனே இப்போ லவ் டுடே சூப்பர் ஹிட் ஆச்சு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் அது மாதிரி தான் அது ஏன்னா ஓடு ஓடுனா தானே நம்மளுக்கும் நம்ம நடித்த படம் ஓடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் அந்த பெரிய டென்ஷன் இருக்காது டென்ஷன்காரங்க அவங்க கிட்ட அவங்க தான் டென்ஷன் அவங்க ப்ரொடியூசர் அதனால் இப்போ அவங்க ரெண்டு பேருங்கிறது ரொம்ப முக்கியமான சார் த்ரில்லர் ஸ்டோரிஸ் அப்படின்றப்போ நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் நிறையா வருது இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்னு எக்கச்சக்கமாக ஓப்பனிங் இருக்குது சார் அந்த வகையில் ஒரு இன்டென்ஸான படம் கிரிப்பிங்காக கொண்டு போயிட்டே இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காமல் சேம் டைம் மேக்கிங் அந்த விஷயத்துலையும் கன்வின்ஸ் ஆகாமல் எடுக்கிறது எவ்வளோ டஃபாக இருக்குது சார் மேக்கிங் டைமில் ரியாலிட்டி இல்லை மேக்கிங் வந்து எங்களுக்கு ரொம்ப டஃபாக இல்லை ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்கூல் வந்து ஹரிசாரிங்கிறதுனால அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரிஞ்சது அதனால தான் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஒரு பெரிய படத்தை எங்களால் எடுக்க முடியும் பெரிய படங்கிறத விட ஒரு அத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு இருக்கிறத நான் மீன் பண்ணி சொல்கிறேன் ஸோ அத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படத்தை வந்து ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிறது அந்த ஒரு இது மட்டும் தான் இருந்தது அதை நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அதை தாண்டி எல்லாருமே ஆர்டிஸ்ட் அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இல்லை அஜ்மல் சாராக இருக்கட்டும் அவர் வந்து கதையை ஒன்று சொன்ன உடனே ஃபுல்லாகவே அவர் வந்து கதை ஃபுல்லாகவே அவர் ட்ராவல் ஆனார் ஸோ டிஸ்கஷன்லேருந்தே அவர் வந்து எப்போ எப்போ இங்கே அவர் ரெடியாகவே இருந்தார் ஸோ அவருக்கும் ஃபுல் கதை தெரியும் எல்லாருக்குமே கதை தெரியும் நாங்கள் ஃபுல் படத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சத்யராஜ் சார் உள்ளே வந்தார் ஸோ நாங்கள் அந்த படத்தை முடிச்சுட்டு சார் இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ வேணும் அதை நீங்கள் நடிக்கணும் சார்னு சொல்லி தான் நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோம் அப்படி தான் அந்த இது படம் வந்து மேக் பண்ண முடிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பேசின ஆர்டிஸ்ட்லாம் சொன்னாங்க தண்ணி குடிக்க கூட டைம் தராமல் அடுத்த ஷாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஸோ எப்படி இருந்தது சார் செட்டில் அதான் பரபரப்பாக இருந்துச்சு நானும் எனக்கு அப்படி பார்க்கணும் பிடிக்கும் எனக்கு இந்த இடைவேளைகள் தான் எனக்கு பிடிக்காத விஷயம் ஸோ நம்ம அந்த ஒரு எனர்ஜியில் இருக்கும் அந்த ஒரு எனர்ஜி லெவல் அவர்கிட்ட இருந்துச்சு சார் அமைதியாக இருப்பார் மோகன் சார் ஆக்ஷன் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது கொஞ்சம் ஏற்றலாம் அப்படிலாம் இவர் சுந்தர் சார் தான் எல்லா இடத்துலையும் போய் அவரே ப்ரான் பண்ணுவாங்க அவரே சொல்லிக் கொடுப்பாங்க அவரே அந்த இது கொஞ்சம் மாறி லைட்டிங் மாறிடுச்சுன்னா கேமராமேனுக்கு சொல்லுவாங்க ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டராகவே இருந்துச்சு அது இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக எங்கள் ப்ரொடியூசர் இருந்தாங்க மோகன் சார் வந்து ஒரு சின்ன லைன் தான் சார்கிட்ட சொன்னாங்க அது டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி இவர்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் ஒப்படைச்சது சதீஷ் சார் தான் எங்களோட ப்ரொடியூசர் ஸோ அவர் எப்போவுமே மானிட்டர் பின்னாடி உட்காந்து இது நல்லாயிருக்கு இதை விட இந்த வேரியேஷன் இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு கேட்கும் அப்பா சுந்தர் சார் ஒன்று சொல்லுவாங்க ஸோ அது நல்லா இருக்கும்னு ஸோ அப்படி ஒரு டீமாக போகும்போது அடுத்தது என்ன அடுத்தது என்ன ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே கிளியராக இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட டீம் அமையிறது பெரிய விஷயம் அந்த ஒரு டீம் ஒர்க் இந்த படம் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு பார்க்கலாம் முழுக்க முழுக்க ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அந்த படத்தில் மேக்ஸிமம் எங்களுக்கு நிறைய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பட் அவர் ஒரு பிஸ்னஸ் வைஸாக அவர் திங்க் பண்ணுவார் ஸோ மேக்கிங் வைஸாக நாங்கள் திங்க் பண்ணுவோம் அதெல்லாம் எல்லாருமே சேர்ந்து இருந்ததுனால கொஞ்சம் எங்களால் ஈஸியாக மூவ் டேரக்டர் வந்து பட்ஜெட் ஏற்றி விட்டுருவார் இங்கே அப்படி மாறி ப்ரொடியூசர் தான் பட்ஜெட் ஏற்றுறாரு அது ஒரு பெரிய ஒரு லக்கு எங்களுக்கு இல்லையா படத்துக்காக நிறைய மெனக்கிட்டார் நாங்கள் சின்ன ப சின்ன பட்ஜெட்டில் போகலான்னு நினைக்கும்போது கூட அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணது வந்து ப்ரொடியூசர் தான் சதீஷ்குமார் சார் அவருக்கு தான் நாங்கள் எல்லோரும் தேங்க்ஸ் பண்ணோம் சார் இப்போது ஜென்ரலாக சினிமாவில் சொல்லக்கூடியது நிறையா ஸ்டேஜஸில் பார்ப்போம் நம்ம அப்படின்னா அந்த சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதை தாண்டி சக்ஸஸை வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது எந்த கண்டென்ட் எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கும் ஒரு நார்மல் பட்ஜெட்டாக இருந்தாலும் கதைக்கு தேவையாக செலவு பண்ணி எடுக்கிறதுக்கும் இல்லை எந்த மாதிரி படமாக இருந்தாலும் அது ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி எடுக்கணும் தான் ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஜெய் பீமியும் பிரமாதமாக ரசித்தேன் நான் இன்னும் விடுதலை பார்க்கல பிரமாதமாக சொல்கிறாங்க ஜெய் பீமை வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அதே அளவுக்கு இப்போது ரீசெண்டாக பாலகிருஷ்ணா படம் வீரசிம்மா ரெட்டி பார்த்தேன் அதையும் பயங்கரமாக செம்ம ஏன்னா அதனுடைய ஜானர் வேலை நம்ம ப்ரிப்பேர் ஆகி உட்காடுறோம் அவர் பாலகிருஷ்ணா படம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னா அது ஃபுல் ஃபீடிங் இருக்குது அதில் செம்ம ஜாலியாக இருக்குது அஜய் பீம் பார்க்கையில் பயங்கர இன்டென்ஸாக இருக்குது ஸோ நம்ம எந்த ஜானரில் எடுத்தாலும் அது போய் சேரணும் அதுதான் முக்கியம் அதுதான் ஒரு படத்தினுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறையா படங்கள் வருது நிறையா மீடியா ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற டைரக்டர் கையிலையும் ப்ரொடியூசர் கையிலேருந்து இந்த ப்ரொடியூசர் சதீஷ்குமாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்ல என்ன ஆசைப்படுனா அவர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிறார் நிறையா ப்ரொடியூசர் கணக்கு மட்டுமே போட்டுக்கிறாங்க இந்த ஹீரோ இந்த டைரக்டர் இந்த காம்பினேஷன் இப்படி பண்ணி இந்த டேட்டில் விட்டோம்னா மினிமம் கேரண்டியாக வந்துடும் அது போக இது ஓடிடி சேட்டலைட்டு அப்படின்னு ஒரு கணக்கு போடாமல் அன்னைக்கு நான் கேள்விப்பட்டது தேவர் ஃபிலிம்ஸ் தேவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பதினாறு படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு எடுக்க எடுத்தவர் அவர் பதினாறு படம் அவர் வச்சு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவர் ஃபுல்லாக வரும்பாங்க அதே மாதிரி ஏவிஎம் மையப்பன் அவர்கள் பராசக்தி எத்தனையோ எத்தனை படம் சொல்கிறது ஏவிஎம் பற்றி என்ன அவங்க வந்து ஃபுல்லாக உட்காருவாங்களாம் நான் நடித்தப்போ வந்து மிஸ்டர் பாரத்தெல்லாம் நடித்தப்போ சரவணன் சார் பயங்கரமாக கூட எஸ்பிஎம் சார் கூட எல்லாம் உட்காந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூசர் சைடில் வந்து தேவர் ஃபிலிம்ஸில் தேவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க ஃபுல்லாக உட்கார் வராமல் நம்ம மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஹீரோவாக போட்டோம்டா முடிஞ்சுவிடா அவ்வளோதான்டா டேபிள் ப்ராஃபிட் பார்த்துட்டு போகிறோம் அப்படி கிடையாது அதில் உட்காந்து இறங்கி வேலை பார்க்குறது ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற விதம் பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா இப்போ கோ வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு படம் நீங்கள் பண்ணும்போதும் கண்டிப்பாக இவர் படம் நான் கேரண்டியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆடியன்ஸ் கிட்டே இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுற விதம் பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படி தான் நல்ல படங்கள் பண்ணோன்னு விரையில் இருந்தோம் ஆனால் நான் வந்து அஞ்சாவதுக்கு அப்புறம் திரு திரு திரு திரு டாக்ஸி அப்புறம் கோ நிறைய படங்கள் வந்தோம் ஸோ எனக்கு இந்த மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் ஒரு படம் ஒரு கேரக்டர் பண்ண இப்போ கூட அஞ்சாவது அதை திரு திரு திருத்தரும் எல்லாமே பேசப்படுற படம் ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு பிடிக்கிற படங்கள் பண்ணி அவரை மைண்டில் மனசில் இடம் பிடிக்கணுங்கிறத தான் என்னோடய ஆசை ஃபஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் பார்த்து வெளில வரும்போது இந்த கேரக்டரை உள்ளே இருந்து போக மாட்டோம் அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம பண்ணாத ஒரு நடிகருக்கு அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது அதே மாதிரி ரீசண்டாக நடந்த ச சம்பவங்கள் வந்திருக்கு ஸோ எல்லா வீட்லேயும் இந்த படம் வந்து ரிலேட் பண்ணுவாங்க இது நம்ம பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் இது இந்த இந்த இந்த சம்பவம் வந்து அங்கே நடந்துச்சு ஸோ அதில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அதில் யாதா ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருக்கும் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கூட இருக்கலாம் ஸோ அந்த ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இருக்கிற படம் ஸோ எல்லாருமே ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க இந்த படத்தை ஸோ அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் சூப்பர் பிரதர் சார் இப்போது கமர்ஷியல் என்டர்டெய்னர் இல்லை ஒரு மாஸ் மூவிஸ் போலீஸ்க்கான அந்த பில்டப்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறப்போ அது எவ்வளோ சார் அதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இப்போது நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா கைண்ட் ஆஃப் படங்கள் பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் படம் தானே அப்படின்னு வந்து பொதுப்படையாக பேசிட்டு போகிறாங்க பட் அது இல்லாமல் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சம் படம் குழந்தையிலேருந்து வீட்டில் இருக்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ டஃப் கண்டிப்பாக அது அதாவது நம்ம பார்த்து ரசிக்கிற விஷயங்கள் தான் நம்ம படமாக கொண்டு வரோம் அதையும் தாண்டி அந்த படத்தை வந்து தேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கு இப்போ வந்து நடிகர்கள் தான் முக்கியத்துவம் பண்ணுறாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்து தான் நம்ம சரி இந்த படத்துக்கு போகலான்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க இப்போ வந்து அதை நிர்ணயிக்கிறது நம்ம கதையை தாண்டி முதல்ல அவங்க தான் முதல்ல நமக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது சார் படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ரெண்டே ரெண்டு சினிமா மிகையூட்டக்கூடிய சினிமாவும் ஒன்றும் யதார்த்த சினிமா தான் மெகையூட்டிங்கிறது வந்து நம்ம commercial cinema and science fiction இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் யதார்த்த சினிமாங்கிறது கிராமத்தில் இருந்து அது போக நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை சொல்கிற படங்களாக இருக்கலாம் தீர்க்கதரிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் ஒரு யதார்த்த சினிமாவை ஒரு காவியமாக படைக்க விரும்பலை கமர்ஷியலாக ஒரு படத்தை வந்து எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ மிக யூட்டாமல் சொல்லுமோ அந்தளவுக்கு சொல்லியிருக்கோம் சார் சார் இப்போது நிறையா கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிட்டீங்க நிறையா கதைகள் எங்களோட நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க சார் அந்த வகையில் உங்கள் கேரக்டர் ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கும் ஏன்னா நீங்கள் பண்ண முந்தைய படங்களுடைய சாயல் எதுவும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி இருக்குது ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற வகை இருக்குது அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற எவர் கிரீன் யங்ஸ்டர் நீங்கள் அது எப்படி சார் ப்ரிப்பேர் ஆகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டப் ஒரே மாதிரி இருக்குது எனக்கு வந்து தனியாக அதுக்குன்னு ரூம் போட்டு யோசிச்சுக்கிறாங்க அதனால் படத்துக்கு படம் ஒன்றுமே இல்லை இப்போ நான் தாடி வேறு இருக்கிறேன் கண்டினியூட்டி இது வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி ஒரு படத்தில் வச்சோம்னா எடுக்கிறது கஷ்டம் ஹீரோக்காவது பரவாயில்ல அதுக்காக ஒரு டைம் எடுத்து நடிக்கலாம் எனக்கு அதுக்கும் வழி இல்லை ஏன்னா மூணு படத்தில் தாடி இருந்தால் நாலாவது படம் நடிக்கல அதுக்குள்ளே தாடி வந்துடும் இது கை வைக்கவே முடியாது இதில் இதில் வெள்ளையும் கருப்பும் வேணால் கூட்டலாம் குறைக்கலாம் விக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இதை வச்சுட்டு கெட்டப் சேஞ்ச் ஆகியிலேயே நம்ம வேறு மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே அப்புறம் வந்து கேரக்டரைசேஷன் இப்போ வந்து இப்போ லவ் டுடேனா ஒரு கன்னிங் ஃபாதர் ஒரு பிரின்ஸ்னால் வந்து அவன் வேறு மாதிரியான <laughs> ஒரு கேட்டகரி இப்போ தை தீர்க்கதரிசினா இது ஒரு வேறு மாதிரி கேரக்டரைசேஷனே வேறு மாதிரி இருக்கு இல்லையா அதனால் எனக்கு அது ரொம்ப சௌகரியமாக இருக்குது எனக்காக வந்து எனக்காக சினிமா யோசிச்சிருது சினிமான்னா டைரக்டர் யோசிச்சுக்கிறாங்க எனக்காக அதனால் இவங்களுடைய உழைப்பில் நான் குளிர் காஞ்சிக்கிறேன் புரியுது சார் அண்டு இந்த டீம் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது ரொம்ப நம்ம நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் அது மாதிரி அஜ்மல் பார்த்து நான் அசந்த விஷயம் இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறது ரொம்ப முக்கியம் அது பிரமாதமாக பண்ணார் ஏன்னா சில பேர் வந்து மொழியை ஈஸியாக கற்றுக்குவாங்க எனக்கு அது இப்போ சுட்டு போட்டால் வரதில் ரொம்ப கஷ்டம் அதனால் தெலுங்கு படம் நடிக்கல மலையாள படம் நடிக்கல எல்லாம் வந்து சைட்லேருந்து சொன்னாத்த முடியும் பட் அதை வந்து ரொம்ப நேக்காக சமாளிக்கணும்ல சமாளிச்சிருவேன் சமாளித்து நடிச்சிருவேன் அது வந்து இவருக்கு தமிழ் தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லாங் அடிக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் என்றைக்குமே ஒரு டயலாக்கை டயலாக்காக பேசுகிறத விட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே பேசுகிறது கஷ்டம் இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தேன்னா அப்படி இந்த வாட்ச் எடுத்து இப்படி எல்லாம் தொடச்சிட்டு இந்த வாட்சை மறுபடியும் இப்படி கட்டிட்டு இதுக்கு நடுவில் ஒரு டயலாக் பேசுகிறேன்னு வச்சுக்கலாம் அதையெல்லாம் பண்ணி இதெல்லாம் இப்படி ஒரு டயலாக் பேசல உங்கள் டயலாகும் சேர்ந்து வெளியே போயிடும் ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸோட டயலாக் பேசுகிறதுங்க ரொம்ப டேலண்ட்டான விஷயம் அது வந்து அஜ்மல் ஒரு சின்ன சூப்பராக பண்ணார் ஏன்னா ப்ராம்ப்டிங்கும் இருக்குது ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் அது அது வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்றபடி இந்த ப்ராம்ப்டிங்க்கு நான் ஒரு பெரிய சீக்கிரட்டை கற்று வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டே அதை சொல்லிடுவேன் உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் நீங்களும் கேட்டுக்க சௌரிய நாலே நாலு லிப் மூமெண்ட் தான் இருக்குது ஆ இ ஊ மா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டப்பிங்கில் பார்த்துக்கலான்றீங்களா என்ன இல்லை இதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுது இந்த நாலு லிப் மூமெண்ட்டுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் மொத்த லாங்குவேஜ் மொத்த லாங்குவேஜ் அடங்கிடும் அதனால் நீங்கள் வந்து சாக்கு பதிலாக டாங்களா அப்பான்னு சொன்னாலும் அம்மான்னு சொன்னாலும் லிப்பு கூடுதலா அம்மா அப்பா எல்லாம் ஒன்று தான் சார் தேங்க்ஸ் சார் ஆக்சுவலாக இன்டர்வியூவாக இருக்குன்னு நினச்சா ஒரு கிளாஸே எடுக்கிறார் உண்மையாக தான் இது இதை கற்றுக்கிட்டோம்னா உலகத்தில் எந்த மொழியும் வேணாலும் போய் பேசிட்டு வரலாம் அதனால் இவர் கிண்டல் பண்ணு நான் அப்போ தான் ரஷ்யா உக்ரைன் வாய் வார் போயிட்டு இருந்தது உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அஜ்மல் நீங்கள் ரஷ்யாவாக இருந்தாலும் உக்ரைனாக இருந்தாலும் நடிச்சிருவீங்க அப்படின்னா சார் எனக்கு ரஷ்யா தெரியும் சார் அப்படின்னு என்னடா இது புதுக்கதையாக இருக்குது ரஷ்யா தெரியுமா நாங்கள் தான் சார் டாக்டருக்கு பிடிச்சோம் டாக்டரா என்ன இது இன்னொரு ஷாக் மேலே ஷாக்காக ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியுங்கிறது ஒரு அதிர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டருங்கிறாரு ஓகே சார் இன்னிலிருந்து பார்க்குற நிறைய யூ மாதா ஞாபகம் வச்சுங்க <laughs> நடிகர்களே கலைஞர்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் போய் குப்பை கொட்டிடலாம் நல்லா நடிக்க முடியுமா என்னமான்னு தெரியாது இதை வச்சு வண்டி ஓட்டிடலாம் சார் ஏதோ ஒன்று சார் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும்னு இந்த நாளை வந்து இன்னும் <laughs> அஜ்மல் பிரதர் உங்களுக்கு இது எவ்வளோ ஸ்பெஷலான movie and learning from Sathyaraj sir எப்படி இருந்தது சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து ஆசைங்க பிகாஸ் அவங்களோட படங்கள் பார்த்து தான் நான் வளர்ந்தது வால் வால்டர் வெற்றவேல் படம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அதுக்கப்புறம் என்னோடய அம்மாவோட பிரதர் அவங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு கேசட்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஜீவா கடலோர கவிதைகள் ஸோ அதெல்லாம் பார்த்து நான் அவரோட மிகப்பெரிய ரசிகர் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே இவங்க கூடலாம் நடிக்கணும்னு பெரிய ஆசையாக இருந்துச்சு அதுக்கு நான் வந்து கோவெல்லாம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் கதைகள்லாம் வந்து சொல்லும்போது சத்யா சார் பண்ண நல்லா இருக்குமா அது கிடைக்குமா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களா அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் மூலமாக தான் தீர்க்கதர்ஷி மூலமாக தான் எனக்கு நிறைவேறிடுச்சு நான் வந்து ப்ரொடியூசர் சார் சொன்னேன் சரி இது அவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்களேன் கேளுங்களேன் ஆனால் அவர் வந்து அது சுந்தர் சார் டிஸ்கஸ் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இவர்கிட்ட போய் கதை சொல்கிறது எப்படி ரீச் ஆக முடியுமா அவர் வந்து பாட்டுக்கு இப்போ வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே ஹிட்டு அவர் லக் எலிமெண்ட் வேறு ஸோ ஆனால் ஒரு ஏதோ எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது so last at the end of the day எங்களுக்கு எங்களுக்கு அவர் கிடச்சிடுச்சு ஸோ படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவரால் அவரும் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரம் எங்களுக்கு இன்னொரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இந்த தீர்க்கதரிசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லணும்னா இது ஒரு கமர்ஷியல் படமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் மைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த கமர்ஷியல் படங்களுக்கே இருக்கிற ஒரு நாலு விஷயங்கள் மெயினான விஷயங்கள் இல்லை ஒன்று பஞ்ச் டைலாக்கு கிடையாது ரெண்டாவது வந்து குத்துப்பாட்டு கிடையாது மூணாவது ஹீரோயின் கிடையாது இன்னொன்று மிகப்பெரிய வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட்டுகள் கிடையாது சத்யராஜ் சார் சத்யராஜ் தவிர ஏன்னா இது இது பிஸ்னஸ் இதை தாண்டி ஒரு கமர்ஷியல் படமாக நாங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து எங்களுடைய ப்ரொடியூசர் தான் அவருடைய அவருடைய நம்பிக்கை தான் அந்த படத்தை வந்து இவ்வளோ பெருசுக்கு கொண்டு வந்துச்சு சூப்பர் சார் நேரத்திற்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும் சார் வாழ்த்து ஒய்யோ நான் cricket I am a huge cricket buff and நான் கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து கிரிக்கெட் புரிஞ்சிக்க ஆரம்பித்ததுலேருந்து I hate that Ravi Shastri crush school டேஸில் நான் வந்து ரவி சாஸ்திரியோட ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு புக்ஸ்லேயே எல்லாம் வச்சுருப்பேன் உங்களுடைய நோட் புக்ஸ் வந்து கவர்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டார் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்ஸ் கிரிக்கெட்டர்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ எது புக்கில் வந்து ரவி சாஸ்திரி ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த புக்ஸ் மட்டும்தான் வாங்குவேன் அந்த மாதிரி ஒரு crush so I I have been speaking to Ravi பட் எப்போவுமே ரவி வந்து நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல so when Ravi just before covid when Indian he was the Indian coach so when the team was visiting Chennai he said kushbu i'm going to be in chennai and i said i have to meet you ravi and i was like <laughs> ravi shastri first time நேரில் பார்த்தோன்னே i was like oh wow